ஓம் சிவம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அறுபத்தி மூணு நாயன்மார்களோட கதையை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் முதல்ல யார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவங்க பார்த்திங்கன்னா இறைவனுக்காகவே வந்து தொண்டு செஞ்சு இறைவனோட அருளை வந்து முழுமையாக பெற்றவங்க தான் இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களும் இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க எல்லாமே ஆண்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது அதில் மூணு பெண்களும் வந்து உள்ளடக்கியிருக்காங்க அதில் யார் யார் அப்படின்னா காரைக்கால் அம்மையார் மங்கை கரசியார் இசைஞானியார் இவங்க மூணு பேருமே வந்து பெண் நாயன்மார்கள் நம்ம பரம்பொருளாகிய அந்த சிவத்தை வந்து உணரணும்னா இந்த அடியார் பெருமக்களின் வழியில் சென்றால் மட்டுமே வந்து நம்மளால் முழுமையாக வந்து அந்த சிவத்தை வந்து உணர முடியும் இதற்கு வழிகாட்டுதலாக தான் இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வந்து இந்த பூலோகத்தில் பிறந்து நமக்கான இறைவனை வந்து அடையக்கூடிய வழிமுறைகளை வந்து நமக்கு வந்து அழகாக தொகுத்து வச்சுட்டு போயிருக்காங்க இவர்களை பற்றின சிறப்பை ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னா சிவன் அருளையே சிந்திக்கும் அடியவர்களின் பெருமை அப்படின்னு கூட சொல்லலாம் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த திருத்தொண்டர் தொகையில் வந்து அறுபது நாயன்மார்கள் தான் இருந்தாங்க பின்பு சேக்கிலார் பெருமான் வந்து அதை நமக்கு தொகுத்து கொடுத்தப்ப திருத்தொண்டர் தொகை எழுதின சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவருடைய தகப்பனார் சடையனார் அவருடைய தாயார் இசைஞானியார் இவங்க மூணு பேரையும் சேர்த்து அறுபத்தி மூணு நாயன்மார்களாக நமக்கு வந்து பெரிய புராணத்தில் அழகாக தொகுத்து வழங்கியிருக்கார் இவர்களுடைய சிறப்பை வந்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம் இப்போ நம்ம முதலாக வந்து இந்த தொகுப்பில் வந்து யாருடைய கதையை பார்க்க போகிறோம் அப்படின்னா தில்லைவாழ் அந்தணர்கள் அவர்களுடைய கதையை தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சுந்தரமூர்த்தி நாயன்மார் அருளிய திருத்தன்ற தொகையில் வந்து அந்த அந்தனர்த்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்ற வரியை வந்து சிவபெருமான் வந்து முதல் அடியாக வந்து எடுத்து கொடுத்தார் அப்படிப்பட்ட சிறப்பை பெற்றவர்கள் தான் இந்த தில்லைவாள் அந்தனர்கள் தில்லைவாள் அந்தனர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து மூவாயிரம் பேர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவர்கள் அனைவருமே நான்கு வேதங்களையும் ஆறு சாஸ்திரங்களையும் முறையாக கற்றுக்கொண்டவர்கள் அப்படின்னும் சொல்கிறாங்க இவர்களை பற்றின ஒரு சிறப்பு கதையை தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒரு நாள் பெருமாள் வந்து தன்னுடைய ஆதிசேஷன் பாம்பு மேலே வந்து அமர்ந்து ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் வந்து இருந்தார் அப்போ அவரோட சிந்தனையில் என்ன மன ஓட்டம் அப்படி இருந்தது அப்படின்னா இறைவனுடைய ஆனந்த நடனத்தை பற்றி அவர் வந்து நினச்சிட்ருக்காரு இறைவனுடைய ஆனந்த நடனத்தை நினச்சி நினச்சி அவர் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கார் அதை பற்றின சிந்தனையிலே இருக்கார் அப்போது வந்து அந்த ஆதிசேஷன் பாம்பால் அந்த பெருமாளை வந்து தாங்குவதற்கே ரொம்ப கடினமாக இருந்துகிட்டு இருந்தது நேரம் அதிகமாக அதிகமாக அந்த ஆதிசேஷன் பாம்புக்கு இன்னும் பெருமாளை சுமப்பதற்கு வந்து ரொம்ப கடினமாக இருந்தது கொஞ்ச நேரம் கழித்து அதால் தாங்க முடியாமல் பெருமாளிடத்திலே வந்து கேட்குது சுவாமி உங்களை சுமப்பதற்கே எனக்கு ரொம்ப கடினமாக இருக்குது இது மாதிரி எனக்கு இருந்ததே கிடையாது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்போ பெருமாள் சொல்கிறாரு நான் வந்து இறைவன் அதாவது சிவனோட ஆனந்த நடனத்தை பற்றி நான் யோசிச்சிட்ருக்கேன் அவர் என்னோடய மனசில் இருக்கிறதுனால அவரையும் சேர்ந்து நீ வந்து இப்போ தாங்கிட்டுருக்க அதனால தான் வந்து எங்களை சேர்ந்து சுமப்பதற்கு உனக்கு கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பெருமாள் வந்து அந்த ஆதிசேஷன் கிட்ட சொல்கிறாரு அப்போ வந்து அந்த ஆதிசேஷன் பாம்பு வந்து பெருமாள் இடத்துல வந்து கேட்குறாங்க எனக்கும் இறைவனுடைய ஆனந்த நடனத்தை வந்து பார்க்கணும் போல் இருக்குது நீங்கள் சொல்லும் பொழுதே அப்போது நம்ம அந்த கண்கொள்ளா காட்சியை வந்து நானும் பார்க்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெருமாள் இடத்துல வந்து அந்த அதிசேஷன் பாம்பு வந்து கேட்குது அப்போ பெருமாள் சொல்கிறாரு இறைவனுடைய அந்த நடனத்தை வந்து பார்க்கணுன்னா அதற்கு வந்து கோடான கோடி வந்து புண்ணியம் பண்ணியிருக்கணும் பல தவங்கள் புரிந்தால் மட்டுமே வந்து நம்ம அந்த இறைவன் ஈசனுடைய ஆனந்த நடனத்தை வந்து நம்மளால் பார்க்க முடியும் அதற்கு ஆதிசேஷன் பாம்பு சொல்லுது சரி சுவாமி அதற்குரிய வழியை வந்து எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பெருமாள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீ பூலோகம் செல் பூலோகத்தில் வந்து தில்லை அதாவது சிதம்பரம் சிதம்பரத்திற்கு சென்று சிதம்பரத்தில் இருந்து நீ இறைவனுக்காக வந்து தவம் செய் அங்கே வந்து வியாக்கிரபாதர் அப்படின்ற ஒரு முனிவர் வந்து இறைவனுடைய ஆனந்த நடத்தனத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவங்க வந்து தவம் செஞ்சிட்ருக்காரு நீ வந்து அவரோட சேர்ந்து போய் தவம் செய் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இதெல்லாம் கேட்ட ஆதிசேஷன் பாம்பு பதஞ்சலி முனிவராக வந்து நமக்கு தில்லையில் வந்து தவம் செய்ய ஆரம்பிக்குது யாரோட அப்படின்னா வியாகரபாதர் முனிவரோட ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க சேர்ந்து வந்து ஈசனுடைய ஆனந்த நடனத்தை வந்து பார்க்குறதுக்காக இணைந்து தவம் புரிஞ்சிட்ருக்காங்க ஈசன் அதுக்கப்புறம் தில்லையில் வந்து தரிசனம் கொடுக்குறாரு அந்த ஆனந்த தாண்டவத்தோட தரிசனத்தையும் சேர்த்து கொடுக்குறாரு இதை வந்து பார்க்குறதுக்காக கைலையில் இருந்து முனிவர்கள் தேவர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பூலோகத்துக்கு கிளம்பி வந்துடுறாங்க அது இப்படி கிளம்பி வந்தவர்களை வந்து தீட்சை பெற்று பூஜை செய்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரம் பேர் அவர்களும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த ஆனந்த நடனத்தை பார்க்குறதுக்காக வேண்டி மேலோகத்திலிருந்து பூலோகமான தில்லைக்கு வந்து வராங்க அதாவது சிதம்பரத்துக்கு வராங்க சிறப்பாக அந்த இறைவனுடைய ஆனந்த நடனத்தை வந்து எல்லாருமே பார்த்துடுறாங்க பார்த்துட்டு திரும்ப அவங்க கையலாயம் திரும்ப போகும்போது அப்போ ஈசன் சொல்கிறாரு இந்த தீட்சை பெற்ற மூவாயிரம் பேரும் வந்து எனக்கு இங்கே தில்லையில் அதாவது சிதம்பரத்தில் எனக்கு இங்கே இருந்து நீங்கள் வந்து பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்கிறாரு அப்போ சிவன் சொல்லும் பொழுது மறுவார்த்தை வந்து அவர்களுக்கு கிடையாது சரி ஐயா நாங்கள் இங்கே தங்கிடுறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து அங்கே இருந்து அங்கே இருக்க சிவனுக்காக பூஜித்து அவங்கள வந்து வழிபட்டுட்டு இருந்தாங்க அந்த மூவாயிரம் பேரும் இப்படியே வந்து காலங்கள் வந்து போய்கொண்டிருந்தது அவர்களுடைய தொண்டு வந்து தில்லையில் இருக்க பெருமானுக்காக வேண்டியே வந்து அர்ப்பணிச்சிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு நாள் என்ன அப்படின்னா பிரம்மன் வந்து உலக நன்மைக்காக வந்து ஒரு வேள்வி செஞ்சார் அப்போ அவர் முனிவர்கள் தேவர்கள் அதுக்கப்புறமேட்டு இந்த தீட்சை பெற்றவர்கள் அதாவது இந்த மூவாயிரம் பேர் அவங்களையும் வந்து அழைப்பு விடுத்திருந்தார் அவரோட வேள்விக்காக வேண்டி அப்போ வந்து அந்த மூவாயிரம் பேர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா நாங்கள் இங்கேருந்து அங்கே வந்துட்டால் சிவபெருமானுக்கு இங்கே யார் பூஜை செய்கிறது அப்படின்னு கேட்கும்போது அப்போ அங்கே இருக்கக்கூடிய பதஞ்சலி முனிவரும் வியாகரபாதரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து இங்கே இருக்க சிவனுக்கு வந்து பூஜை பண்ணுறோம் நீங்கள் வந்து அந்த வேள்விக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த மூவாயிரம் பேரையும் வந்து அந்த வேள்விக்காக வந்து இங்கேருந்து பூலோகத்திலிருந்து தில்லையிலிருந்து அங்கே வந்து அனுப்பி வைக்கிறாங்க பிரம்மன் நடத்திய அந்த வேள்வியும் வந்து ரொம்ப சிறப்பாக முடிஞ்சுது எப்போதுமே ஒரு விசேஷத்துக்கு போயிட்டு வந்தால் ஒரு நினைவு நினைவாக ஏதாவது வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க எல்லாருக்குமே வந்து பிரம்மர் தேவன் சார்பாக வந்து ஒரு பரிசு வந்து அளிக்கப்படுகிறது அப்போ பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தில் ஒரு பரிசு மட்டும் வந்து மிஞ்சிருச்சு அப்படி பார்க்கும் பொழுது அப்போ எண்ணி பார்க்குறாங்க மூவாயிரம் பேர் இருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது ஒருவர் வந்து குறைவாக இருக்காங்க அந்த ஒருத்தர் எங்கே அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஏன்னா வந்து பூலோகத்திலிருந்து வரும்போது மூவாயிரம் பேராக தான் வந்தாங்க இப்போ அங்கே வந்து ஒருத்தர் இல்லை அப்படின்ற போது அவங்க எங்கன்ற மாதிரி எல்லாம் தேட ஆரம்பித்தாங்க அந்த சமயத்தில் நடராஜ பெருமான் தோன்றி அந்த மூவாயிரத்தில் ஒருவன் நான் உங்களோடு வந்து கைலையிலிருந்து தில்லைக்கு வந்தவனும் நானே தில்லையில் இருந்து பின் கைலையில் வந்தவனும் நானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ தான் வந்து அந்த தீட்சை பெற்ற தீட்சிதர்கள் அதாவது அந்த தில்லைவாழ் அந்தணர்களுக்குரிய சிறப்பு வந்து இன்னும் வந்து மேன்மை பெற்றது இறைவனே சொல்கிறாரு அவர்களிடத்தில் ஒருவனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ அப்பொழுது இன்னொரு விஷயமும் வந்து நமக்கு வந்து உணர்த்துறாரு என்ன அப்படின்னா தில்லை தான் வந்து கைலை கையிலேயே தில்லை அப்படின்னு வந்து நமக்கு வந்து நடராஜ பெருமான் வந்து அந்த இடத்துல வந்து உணர்த்தியிருக்காரு நம் வாழ்நாளில் ஒரு முறையாவது சிதம்பரத்திற்கு சென்று அதாவது தில்லைக்கு சென்று அந்த நடராஜ பெருமானை வந்து தரிசிக்கணும் கண்டிப்பாக திருவாரூரில் பிறந்தாலே முக்தி சிதம்பரத்திற்கு சென்றாலே முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க திருவாரூரில் பிறக்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்கலனாலும் அந்த தில்லை அதாவது சிதம்பரத்திற்கு சென்று அந்த நடராஜ பெருமானை வணங்கி நாம் அனைவரும் இறைவனுடைய அருளினை பெற்று வாழ்வில் பல சிறப்பினை பெற்று அவனுடைய திருவடியை அடைவோம் அதாவது முக்தியினை அடைவோம் கையிலேயினை அடைவோம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இதுதான் தில்லைவாழ் அந்தணர்களுடைய சிறப்புமிக்க கதை அவர்கள் அனைவரும் வந்து எப்படி வந்து இறைவனை வந்து பூஜித்து இறைவனை பற்றின சிந்தனையில் வந்து இறைவனுக்காகவே தங்களை வாழ்வினை வந்து அர்ப்பணித்தவர்கள் இவர்களுடைய நெறிமுறைகளை வந்து பின்பற்றினாலே போதும் அந்த ஈசனை அடையக்கூடிய வழி வந்து நமக்கு வந்து எளிமையாக வந்து கிடைச்சிரும் இது போன்ற பல ஆன்மீக கதைகளை கேட்க ஓம் சிவோமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்